ஒன்றுபட்ட கர்நாடகாவாக தன்னுடைய கட்சி அதாவது பிஜேபி மட்டும்தான் வைத்திருக்க முடியும் உங்கள் அருகில் கேரளா இருக்கிறது இதை மறந்து விடாதீர்கள் இதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை என்று இது எவ்வளவு ஒரு ஆபாசமான அயோக்கியத்தனமான பேச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் கேரளா வந்து ஊப்பி கிட்ட இருந்து சுகாதாரத்துறையில் முன்னேற்றங்களை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாரு இதை இதை கேட்டால் இதை கேட்கும்போதே சிரிப்பு வருது இதில் என்ன கொடுமை நான் வந்து பிரிட்டாஸ் சொன்னது correct the very nature of the complaint has to be condemned புகாரே வந்து கண்டனத்துக்கு கிடையாது கர்நாடகாவை நாங்கள் தான் ஒத்துமையாக வச்சுக்க முடியும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் கேரளா இருக்கு பாருங்கிறது என்ன மாதிரியான பேச்சு நான் சொந்த நாட்டிலேயே ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்துக்கு எதிராக குசுப்பி விட்டு போராட தூண்டுகிற குறிப்பிட்ட மாநிலத்துக்கு எதிராக அங்கே பாஜக ஆட்சியில் இல்லை என்பதற்காக வன்மத்தை காட்டுகிற உள்துறை அமைச்சர் மீது தான் நீ நடவடிக்கை எடுக்கணும் தவிர அது கண்டம் பண்ணி எழுதினவன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா சாதாரணமாக எந்த எம்பியும் இன்க்ளூடிங் லெஃப்ட் எம்பிஸ் பிராமின் டாமினேஷன்ற வார்த்தையை வெளியே வாயிலிருந்து வராது இந்தியன் ஹையர் ஜுடிஷியரியில பிராமின்ஸோட டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருக்குது அவங்க மக்கள் தொகையை விட அவங்களோட பிரதிநிதித்துவம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பேசுறாரு which is a very valid point இதை எவனும் மறுக்க முடியாது இதை சொல்றதாலே ஒருத்தன் பிராமண துவேஷன் நீ சொல்ல முடியாது அப்படி சொல்றோம்னா உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம் உனக்கு ஜாதி வெறி இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு அவர் இந்த சிக்கல்ல மாட்டிருக்காருன்னா அமித்ஷா பத்தி அவர் எழுதின கட்டுரைக்காக மட்டும் இல்ல ஒரு பிராமணர்களுக்கு எதிராக பேசுவர் என்ற காரணத்திற்காகவும் பாஜக இந்த புகாரை கொடுத்திருக்கிறது அவர் எப்படியாவது எம்பி பதவியிலிருந்து நீக்க துடிக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ராஜ்யசபா எம்பி பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் தான் அதை கையாள முடியுமே தவிர ராஜ்யசபா சேர்மன் பண்ண முடியாது அதுதான் சொன்னோம் இடது கையால் தூக்கி வீசி எழுந்திருக்க வேண்டிய அந்த புகாரை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவர் அழைத்து விசாரித்தது என்பது வந்து நாளைக்கு எல்லா எம்பிஸுக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணி இது இதெல்லாம் தான் வந்து நாம் சர்வாதிகார பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் இந்தியா தெளிவாக சர்வாதிகார பாதையில் உருண்டோட தொடங்கி இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் வணக்கம் இது குரலின் மெய்ப்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் கம்யூனிஸ்டை சேர்ந்த ஒரு எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியதற்காக இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை அமித்ஷா அவர்களை அரசியல் ரீதியாக விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதியதற்காக அவர் மீது தேச துரோக குற்றம் அப்படிங்கிற அளவுக்கு பாய்ச்சனோ என்று ஒரு கடிதம் எழுதப்பட்டு அவர் சம்மன் கொடுத்து வரவழைத்து விசாரிக்கப்படுகிறார் மாநிலங்களவை சபாநாயகர் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ளே போயிட்டுருக்குது எப்படி பார்க்கறது சார் ஆமாம் ஜான் பிரிட்டோஸ் என்பவர் வந்து ஐம்பத்தோரு வயது சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை ராஜ்யசபா உறுப்பினர் ரொம்ப யங் பாலிட்டிக்ஸில் ஐம்பது வயசுன்றது யங் ஏஜ் தான் அவர் வந்து பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் பெரில்ஸ் ஆஃப் ப்ராபகண்டா அமித்ஷாஸ் ரிமார்க்ஸ் அபவுட் கேரளா ஆர் அன்பிகமிங் ஆஃப் யூனியன் மினிஸ்டர்னு அதாவது கேரளாவை பற்றி தொடர்ந்து வந்து அமித்ஷா வந்து தவறான கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காரு அதாவது கர்நாடகாவில் எலெக்ஷன் கேம்பெயினில் பேசும்போது வந்து Shah's recent insinuation about Kerala during tour of is attract lot of attention he said what cryptically only his party could keep Karnataka safe and there is Kerala near you I don't want to say much கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கர்நாடகாவை ஒன்றுபட்ட கர்நாடகாவாக தன்னுடைய கட்சி அதாவது பிஜேபி மட்டும்தான் வைத்திருக்க முடியும் உங்கள் அருகில் கேரளா இருக்கிறது இதை மறந்து விடாதீர்கள் இதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை என்றிருக்கார் இது எவ்வளோ ஒரு ஆபாசமான அயோக்கியத்தனமான பேச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு டைம் மட்டும் இதெல்லாம் வந்து இவர் பிரிட்டாஸ் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் கட்டுரையில் எழுதுகிறார் இது வந்து அவர் இன்னொன்று சொல்கிறார் this is not the first time that he that is Shah has made such an innuendos against state whose people have steadfast rejected is majority in politics அதாவது இது வந்து ஏற்கனவே வந்து முதல் முறை இல்லை கேரளாவை பற்றி இழிவாக அமித்ஷா பேசுகிறது அவரோட கட்சியும் அவரோட கட்சி மூத்த தலைவர்களும் இந்த மாதிரி தான் அபத்தமான க குற்றச்சாட்டுக்களை கேரளா மேலே வச்சுருக்காங்க உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து கேரளா வந்து ஊப்பிக்கிட்டேருந்து சுகாதாரத்தை துறையில் முன்னேற்றங்களை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார் இதை இதை கேட்டால் இதை கேட்கும்போதே சிரிப்பு வருது இப்படி தான் வந்து அவர் வந்து அந்த யோகி ஆதித்யநாத் படுகொலைகளுக்கு என்கவுண்டர் கில்லிங்களுக்கு பெயர் போன நேற்று கூட ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க ஆட்சிக்கு வந்த ஆறு ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு என்கவுண்டர்ஸை நிகழ்த்திய புண்ணியமாக அவர் சொல்கிறார் இதை அது அடுத்து அதை கட்டுரையில் சொல்கிற ஜான் பிரிட்டஸ் நான் சொல்கிறார் well the statement by the UP CM is laughable and falls flat that in the face of the central government's own social development data மத்திய சர்க்காரோட மனிதவள குறியீடின்படி பார்த்தாலே தமிழ்நாடு கேரளாலாம் முன்னணியில் இருக்க மாநிலம் நம்பர் ஒன் கேரளா நம்பர் டூ தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள்லாம் யூபிலாம் வந்து கீழே வந்து நாலாவது இடத்துல மூணாவது இடத்துல இருக்குது ஸோ இந்த கட்டுரையை எழுதியதற்காக என்ன பண்ணுறாங்க பிஜேபியோட கேரளா பிரிவு தலைவர் சுதீந்திரன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ராஜ்யசபா சேர்மன் மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான விபி தன்கருக்கு ஒரு புகார் அனுப்புகிறார் அதாவது இந்த மாதிரி ஒரு கட்டுரையில் வந்து பத்திரிகை கட்டுரையில் வந்து பிஜேபியை பற்றியும் மத்திய அரசாங்கத்தை பற்றியும் அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்குணத்தை போர் போராட தூண்டக்கூடிய வன்மத்தை கக்கியிருக்காரு அதனால் வந்து அவர் மேலே தேச துரோக குற்றம் பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு ராஜ்யசபா சேர்மனுக்கு எழுதுகிறார் ரொம்ப ரொம்ப அபத்தமானது சி ஒரு எம்பி ஒரு பத்திரிக்கையில் கட்டுரை எழுதுகிறாங்க அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு தேச துரோக கட்டுரை எப்படி வரும் குறைஞ்சபட்ச அறிவு மனசாட்சி நேர்மை இது எதுவுமே பிஜேபி கிடையாதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ராஜ்யசபா சேர்மனுக்கு அனுப்புகிறாங்க டிஷ்யூ பேப்பராக கருதி கழிப்பறையில் தூக்கி எறிந்திருக்க வேண்டிய குப்பை தொட்டியில் போட்டிருக்க வேண்டிய அந்த ஷோக்கா அந்த புகாருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மாநிலங்களவை செயலகம் ராஜ்யசபா செக்ரட்டேரியட் நோட்டீஸ் அனுப்புது அவருக்கு அவர் போய் குடியரசு துணைத் தலைவர் அவரை வந்து பார்க்குறார் அவர் என்ன சொல்கிறார் அதை பற்றி Brittas later told Indian Express I was called for a meeting with the chairman Dhankhar and he sought my views It was a cordial discussion and I had a chance to explain my stand and I think he appreciated it. எனக்கு சம்மன்ஸ் வந்தது ராஜ்யசபா தலைவர் என்னை பா ராஜ்யசபா சேர்மன் என்னை பார்க்கணுன்றாரு நான் போய் அவரை பார்த்தேன் நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் it was a very smooth cordial meeting அவர் என்னோடய நிலையை புரிந்து கொள்வார் பாராட்டுவார் என்று நம்புகிறேன்றார் அவ்வளோதான் ஆனால் ராஜ்யசபா சேர்மன்ட்டு எதுவுமே வரல இதில் என்ன கொடுமை நான் வந்து பிரிட்டாஸ் சொன்னது correct the very nature of the complaint has to be condemned இந்த புகாரே வந்து கண்டனத்துக்குரியது ஒரு ஒரு எம்பி ஒரு தேசிய ஊடகத்தில் அச்சு ஊடகத்தில் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அதில் வந்து அமித்ஷா சொன்னதை தான் அவர் அப்படியே பிரதி எடுக்கிறாரு இந்த நாட்டின் உள்துறை அமைச்சர் எப்படி குறுகிய மனம் கொண்டு ஒரு மாநிலத்தை அது ஏதோ வெளிநாடு மாதிரி கருதி பேசுகிறார் ஜஸ்ட் பிகாஸ் உள்துறை அமைச்சர் தன்னுடைய கட்சியான பாஜக கேரளாவில் காலூன்ற முடியவில்லை என்கின்ற அந்த கடுஞ்சினத்தில் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்பது தான் என்னுடைய கட்டுரையோட சாராம்சம் கர்நாடகாவை நாங்கள் தான் ஒத்துமையாக வச்சுக்க முடியும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் கேரளா இருக்கு பாருன்றது இது என்ன மாதிரியான பேச்சு இது அப்பட்டமான டிவிசிவ் பாலிட்டிக்ஸ்ன்றது தான் அந்த கட்டுரை இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூணு இஷ்யூஸ் இருக்குது நம்பர் ஒன் அவர் எழுதுனது மொத்தமே வந்து அமித்ஷா பேசினதை கோட் பண்ணி அதுக்கு எதிர்வினை நம்பர் டூ ஒரு தேசிய ஊடகத்தில் இப்படி வந்து ஒரு எம்பி அப்படியே ஒரு செடிஷியஸ் சார்ஜஸ் நாட்டின் ஒற்றுமைக்கு இறையாண்மைக்கு எதிராக போட்டால் அவன் போட்டுருவானா போட மாட்டான் மூணாவது நல்லா கவனிங்க அப்படியே ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க அதில் வந்து செடிஷியஸ் சார்ஜஸ் இருக்குது பிரேமஃபசை கேஸ் பூர்வாங்க ஆதாரம் இருக்குன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கம் தானே தவிர ராஜ்யசபா சேர்மன் கிடையாது ராஜ்யசபா சேர்மன் மாநிலங்களவை தலைவரோ மக்களவைத் தலைவரோ லோக்சபா ஸ்பீக்கரோ ஒரு எம்பி சபைக்கு வெளியில் நடந்துக்கிட்டதை வச்சு எடுக்க முடியாது எடுக்கலாம் எதுன்னா ப்ரிவிலேஜ் மோஷன் கொண்டு வந்து எடுக்கலாம் அப்போ கூட ப்ரிவிலேஜ் கமிட்டிக்கு தான் போவோம் லோக்சபா ஸ்பீக்கர் தனியாகவோ ராஜ்யசபா சேர்மன் தனியாகவோ ஒரு எம்பி மேலே அவர் உரிமை மீறல் பண்ணியிருந்தா கூட ரெண்டு அவைகளுக்கும் தனித்தனியாக உரிமை மீறல் குழுக்கள் இருக்குது ப்ரிவிலேஜஸ் கமிட்டி இருக்குது அந்த கமிட்டிஸ் தான் டிசைட் பண்ணோம் அவங்க டிசைட் பண்ண முடியாது அதாவது இந்த புகாரே அவர் பிரிட்டாஸ் சொன்ன மாதிரி ஹைலி கண்டம்னபிள் இடது கையால் தூக்கி குப்பை தொட்டியில் வீசி எறிந்திருக்க வேண்டிய ஒரு அபத்தமான ஒரு அட்டுடியமான ஐட்சாட்டியமான ஒரு புகாரை சீரியஸாக எடுத்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட எம்பியை கூப்பிட்டு ராஜ்யசபா சேர்மன் பேசியது என்பதே அவலமானது மிக மிக அவலமானது அதுதான் இப்போ இங்கே நடந்திருக்குது இப்போ மேட்ரு அதோடு நிற்கிது அதுக்கு மேற்கொண்டு அவர் ஒன்றும் இப்போ என்ன பண்ணார்னு தெரியல அதாவது நான் ஏன் சொல்ல வரேன்னா இதில் ஒரு வேளை தவறு இருக்குன்னா தெர் ஆர் டூ ஆப்ஷன்ஸ் பிஜேபிக்கு ஏன்னா அவங்க தானே புகார் சொல்கிறாங்க ஒன்று அவங்கக்கிட்ட கவர்மெண்ட் இருக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இப்படி எழுதியிருக்காருன்னு ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ் வந்து கேரளாவில் அப்படின்னா கேரளாலேயே வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னா கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லலாம் இல்லை அதிகபட்சம் நான் என்ன சொல்கிறேன் சிபிஐயில் கொடுக்கலாம் இல்லை அதிகபட்சம் என்ஐஏல கொடுக்கலாம் விச் இஸ் லாஜிக்கலி கரெக்ட் அவர் பேசுகிறதுல ஃபேக்சுவலாக ஒரு தப்பும் கிடையாது இட்ஸ் அன் ஒப்பீனியன் எங்கேயுமே அவர் பிரிவினைவாதத்தை தூண்டலை மத்திய அரசுக்கு எதிராக கலகம் செய்ய மாநிலங்களை தூண்டுகிறார்னு சுது அவங்க பிஜேபி தலைவர் கம்ப்ளைண்ட்டில் சொல்கிறார் அபத்தமானது அப்படி எதுவுமே அவர் சொல்லலை இன்ஃபேக்ட் தலைகீழ் அது தான் சொந்த இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா ஒரு மாநிலத்தை பாராட்டி இதை ஒன்றாக இருக்கணும்னா பிஜேபி வரணும்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு பக்கத்தில் இருக்க கேரளாவை பாருங்கன்றாரு இது வந்து இன்னண்டோ உள்நோக்கமுடைய குற்றச்சாட்டு பாகிஸ்தானை பாருன்னு சொன்னால் அது எப்படி ஒரு ஒரு தேச துரோக காரியத்துக்கான அளவுகோலோ அல்லது தேச துரோக காரியத்தில் சிலர் ஈடுபடுகிறார்கள் என்பதற்கான அளவுகோலோ போல தான் கேரளாவை பார் என்பதும் தான் சொந்த நாட்டிலேயே ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்துக்கு எதிராக உசுப்பி விட்டு போராட தூண்டுகிற குறிப்பிட்ட மாநிலத்துக்கு எதிராக அங்கே பாஜக ஆட்சியில் இல்லை என்பதற்காக வன்மத்தை காக்குகிற உள்துறை அமைச்சர் மீது தான் நீ நடவடிக்கை எடுக்கணுமே தவிர அது கண்டம் பண்ணி எழுதினவன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படியே எடுக்கிறேன்னா யார் எடுப்பான்னா நீ கம்ப்ளைண்ட் கொடு கேரளா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு சிபிஐயில் கொடு என்ஐஏயில் கொடு ஃபைன் லாஜிக்கலி கரெக்ட் ராஜ்யசபா சேர்மனுக்கு இதில் எந்த ரோலுமே கிடையாது இவங்கெல்லாம் ஸ்கூல் கிட்ஸ் கிடையாது எம்பிஸு சபைக்கு வெளியில் என்ன நடக்குதுன்றதை பற்றி சபாநாயகரால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எப்போ எடுக்கலாம்னா ப்ரிவிலேஜ் கொண்டு வந்து எடுக்கலாம் யாராவது உறுப்பினர் வந்து இப்போ அமித்ஷாவே ப்ரிவிலேஜ் கொண்டு வராரு அதில் பிஜேபி எம்பிஸ் யாராவது கொண்டு வந்தாங்க ஆன் பே ஆஃப் அமித்ஷானா கூட செய்யலாம் பிஜேபிக்கு எதிராக சொல்லும் ஃபைன் லாஜிக்கலி கரெக்ட் அப்போ ராஜ்யசபா சேர்மன் அதை பிரிவிலேஜ் கமிட்டிக்கு அனுப்பலாம் தனியாக அவர் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது தனக்கு இல்லாத அதிகாரத்தை ராஜ்யசபா சேர்மன் பயன்படுத்தியிருக்கிறார் ஸோ இதுதான் இதில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் என்னென்னா இன்னொரு பாயிண்ட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் அதாவது வந்து திஸ் எம்பி இருக்கார் இல்லையா நம்முடைய இந்த சர்ச்சையில் சிக்கி இருக்கக்கூடிய சிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜான் பிரிட்டாஸ் இருக்கார் இல்லையா இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராஜ்யசபா எம்பியாக பதவி ஏற்றவுடனே முத முதல்ல பேசும்போது அற்புதமான ஒரு நிகழ் நிக உரை நிகழ்த்தினார் அதில் அவர் என்ன சொன்னார்னா இந்தியன் ஜுடிஷரியில் except ex especially especially higher லெவலில் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ஸில் பிராமின் டாமினேஷன் அதிகமாக இருக்குது அவருடைய மக்கள் தொகைக்கும் அவருடைய ரெப்ரசன்டேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை excess representation of Brahmins in Indian judiciary higher ஜுடிஷரின்னு அவரோட ஸ்பீச்சில் சொன்னார் அடுத்த நாள் வந்து அந்த முக்கியமான பாயிண்ட்டை தேசிய ஊடகங்கள் மற்றும் மலையாள ஊடகங்கள் எதுவுமே அந்த பாயிண்ட்டை கவர் பண்ணல இது நடந்து ஒரு பத்து நாள் பொறுத்து அன்றைய ராஜ்யசபா சேர்மனாக இருந்த வெங்கையா நாயுடு பாஜக மூத்த தலைவர்கள் ஒருவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் John Brittas CPM MP first time எம்பியாக பத்து நாளைக்கு மேலே அவையில் பேசினார் நான் அவரோட பேச்சை ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தா நேஷ்னல் மீடியாலேயும் எங்கேயுமே வரல மலையாள மீடியாலேயும் வரல அதாவது முழுசாக வரல இந்த பாயிண்ட்டை நான் இந்தியன் ஜுடிஷரியில் பிராமின் டாமினேஷன் அதிகமாக இருக்குது அவங்க மக்கள் தொகைக்கு அதிகமாக அது டாமினேஷன் பிராமின் டாமினேஷன் அதிகமாக இருக்குன்னு அவர் சொன்ன அந்த கருத்து முழுவதுமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் யார் வெங்கைய நாயுடு சொல்கிறார் சபாநாயகர் சபாநாயகராக இருந்து மக்களவை தலைவராக மாநிலங்களவை தலைவராக இருந்தவர் ஆனால் இந்த மாநிலங்களை தலைவர் கூப்பிட்டு விசாரிக்கிறார் மேபி இந்த பிராமின் டாமினேஷன் அதிகமாக இருக்குது இந்தியன் ஜுடிஷரியிலன்னு ஜான் பிரிட்டாஸ் பேசினார் இல்லையா அதற்கான விலையாக கூட இன்றைக்கு அவர் மேலே அமித்ஷா பற்றி பேசினதுக்கு செடிஷன் கேஸ் போடணும்னு ஆர்எஸ்எஸ் கொடுத்த புகார் BJP sorry BJP Kerala president கொடுத்த புகார் ஒரு காரணமாக இருக்கலாம் அதையும் இழுத்து வச்சு தான் நம்ம பேசணும் ஏன்னா சாதாரணமாக எந்த எம்பியும் இன்க்ளூடிங் லெஃப்ட் எம்பிஸ் பிராமின் டாமினேஷன்ற வார்த்தையே வாயிலேருந்து வராது இந்தியன் ஹையர் ஜுடிஷியரியில் பிராமின்ஸோட டாமினேஷன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க மக்கள் தொகையை விட அவங்களோட பிரதிநிதித்துவம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அவர் பேசுகிறாரு which is a very valid point இதை எவனும் மறுக்க முடியாது இதை சொல்கிறதாலே ஒருத்தன் பிராமண துவேஷன் நீ சொல்ல முடியாது அப்படி சொல்கிறோன்னா உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம் உனக்கு ஜாதி வரி இருக்குன்னு அர்த்தம் அவர் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்கிறாரு அது சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் but logically correct factually also correct அதை நேஷ்னல் மீடியாவும் மலையாளி மீடியாவும் அந்த பாயிண்ட்டை கம்ப்ளீட்டாக இருட்டடி பண்ணியிருக்கு இதுதான் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இத்தனையும் கண்ணி பேச்சது இந்த பாயிண்ட்டை வெங்கையா நாயுடு சொல்கிறாரு வெங்கையா நாயுடு அதை சொல்லலைன்னா வெளி உலகத்துக்கு எனக்கோ உங்களுக்கோ தெரிஞ்சிருக்காது வெங்கையா நாயுடு சொல்கிறாரு இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் முதன்முறையாக அவர் பேசினார் கன்னி பேச்சு first time speech I enjoyed it அதில் இந்த பாயிண்ட் அவர் சொல்கிறாரு ஆனால் அடுத்த நாள் பார்த்தா கம்ப்ளீட் பிளாக் அவுட் ஆகிருக்குதுன்றார் ஆகவே பிராமண ஆதிக்கத்துக்கு எதிராக இந்திய நீதித்துறையில் பிராமணர்களின் அளவுக்கு அதிகமான ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு மக்கள் பிரதிநிதி அவருடைய பேச்சு மறைக்கப்படுகிறது இரட்டடிப்பு செய்கிறது இன்றைக்கி அவர் இந்த சிக்கலில் மாட்டியிருக்காருன்னா அமித்ஷாவை பற்றி அவர் எழுதின கட்டுரைக்காக மட்டும் இல்லை இவர் பிராமணர்களுக்கு எதிராக பேசுவர் என்ற காரணத்திற்காகவும் பாஜக இந்த புகாரை கொடுத்திருக்கிறது அவர் எப்படியாவது எம்பி பதவியிலிருந்து நீக்க துடிக்கிறது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த இடத்துல ஒரு விஷயம் வருது சார் தன்கர் அவர்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை தாண்டி இதை வெளியிட்ட ஊடகத்தின் மீது அப்படி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க exactly super question super question அதாவது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு நடவடிக்கை ஒன்று ஒரு கட்டுரை வருகிறது ஒரு எம்பி சிட்டிங் எம்பி ராஜ்யசபா எம்பி ஒரு கட்டுரையை எழுதுகிறார் அந்த கட்டுரையில் சில ஆட்சேபகரமான பகுதிகள் இருக்கின்றன அவை தேச ஒற்றுமைக்கு எதிரானவை தேச துரோக குற்றம் கொண்டவை மத்திய அரசுக்கு எதிராக மாநிலங்களை மக்களை உசுப்பிவிடக்கூடிய கலகம் செய்ய தூண்டக்கூடிய கருத்துக்கள் அந்த கட்டுரையில் இருக்கின்றன என்பது பாஜக புகார்தாரர் ஸ்டேட் பிஜேபி பிரசிடண்ட் சுதீரோட அந்த புகாரின் சாராம்சம் ஹி ஹியர்ஸ் டூ ஆப்ஷன்ஸ் அந்த அந்த கருத்து அப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஜான் பிரிட்டர்ஸோட இண்டியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை வந்து தேச துரோக தன்மை கொண்டது செடிஷியஸ் இன் நேச்சர் மத்திய அரசுக்கு எதிராக மக்களை கிளர்ந்தழக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றது ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் நம்ம அது சரியாக இருக்குதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுக்குறது சிபிஐலையோ என்ஐஏலையோ இல்லை கேரளா போலீஸ்லையோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கம்ப்ளைண்ட்டை எடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போய்ட்டு போய் டைரக்ஷன் வாங்கி ஆக்ஷன் எடுக்க சொல்கிறது that is is well within is rights ரெண்டாவது பிஜேபி எம்பிஸ் சுதீர் வந்து எம்பி இல்லைன்னு நினைக்கிறேன் ராஜ்யசபாவில் ப்ரிவிலேஜ் மூவ் பண்ணுறது இது ரெண்டு ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்குது இது ரெண்டையும் அவர் பயன்படுத்தியிருந்தாலும் நம்ம பேச மாட்டோம் to be frank with you because the matter is sub judice அல்லது இந்த மேட்ரு வந்து pending before the police and the courts or before the parliament so நம்ம பெருசாக பேசலாம் பட் பெருசாக பேச முடியாது கடந்து போகலாம் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ராஜ்யசபா சேர்மனுக்கு கம்ப்ளைண்ட் எழுதுகிறாரு ராஜ்யசபா சேர்மன் தனக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் ஒரு எம்பி சபைக்கு வெளியில் கொலையே பண்ணியிருந்தாலும் கொலை பண்ணியிருந்தா கூட போலீஸ் தான் விசாரிக்க முடியுமே தவிர இவர் விசாரிக்க முடியாது என்ன செயலில் அவர் ஈடுபட்டாலும் ஒரு ராஜ்யசபா எம்பி பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சம்மந்தப்பட்ட சட்ட அமை இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் தான் அதை கையாள முடியுமே தவிர ராஜ்யசபா சேர்மன் பண்ண முடியாது அதான் சொன்ன இடது கையால் தூக்கி வீசி எறிந்திருக்க வேண்டிய அந்த புகாரை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவர் அழைத்து விசாரித்தது என்பது மெயின் இது வந்து நாளைக்கு எல்லா எம்பிஸுக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணி இதை வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க இதை விட மோசமாக டிஎம்சி எம்பிஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க செடிஷஸ் சார்ஜுன்றதை வாதத்துக்கே நான் எடுத்துக்கிறேன்றேன் எடுத்துக்கிட்டால் கூட நீ எங்கே போகணும் போலீஸுக்கு போகணும் இல்லைன்னா ப்ரிவிலேஜை மூவ் பண்ணணும் நீ எப்படி ராஜ்யசபா சேர்மனுக்கு இதை அனுப்பு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படியே இதை அனுப்பியிருக்கார் ராஜ்யசபா சேர்மன் சரி ராஜ்யசபா சேர்மனோட கவனத்துக்கு இதை கொண்டு போவோம் ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம் ராஜ்யசபா சேர்மனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது எம்பிஸ்ன்றதுனால வந்து ஏன்னா யாராவது எம்பிஸ் அரெஸ்ட் பண்ணால் ராஜ்யசபா சேர்மனுக்கோ லோக்சபானா ஸ்பீக்கருக்கோ உடனே போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஓகே அந்த அதனுடைய அந்த கருத்தாக்கத்தின் ஒரு தொடர்ச்சியாக வந்து சீரியஸ் சார்ஜை நாங்கள் bring it to the notice of the chairman அப்படின்னா அந்த அந்த இதை வந்து அவர் வந்து போய் போயிட்டு வந்தார்ல இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட்டு அவர் ராஜ்யசபா சேர்மனை பார்த்துட்டு வந்த பிறகு ஓரல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு ரிட்டர்ன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க யார் ராஜ்யசபா சேர்மன் கேட்டாரா அல்லது ராஜ்யசபா செக்ரட்டரியட்லன்னு கேட்டாங்களான்னு தெரியல ஈ வாஸ் ஆஸ்க் டு கிவ் ரிட்டர்ன் எக்ஸ்ப்ளனேஷன் அவர் என்ன சொல்லியிருக்காரு கம்ப்ளைண்ட் காப்பியோட ஒரிஜினல் எனக்கு கொடுத்துருக்காரு கம்ப்ளைண்ட் காப்பியே கொடுக்காம ஓரல் எக்ஸ்பிளேஷன் ஓரல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸ்பிளேஷன் கேட்குறாங்க ரிட்டன் எக்ஸ்பிளேஷன் கேட்கும்போது அவர் என்ன செய்யும் ஓரல் எக்ஸ்பிளேஷன் ராஜ்யசபா சேர்பர்சன் கூப்பிட்டாருன்னு அவர் போயிருக்காரு மரியாதை மாநிலங்கள் தலைவருக்குரிய மரியாதைக்கு அவர் போயிருக்காரு இன்ஃபேக்ட் அந்த மீட்டிங் வந்து சுமூகமாக நடந்தது ராஜ்யசபா சேர்மன் நிரம்ப படித்தவர் அவரை இதை புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன் தான் அவர் சொல்லியிருக்கார் தப்பாக ஒரு வார்த்தை கூட ராஜ்யசபா சேர்மனை பற்றி ரொம்ப கண்ணியமான மொழிகளில் தான் அந்த சந்திப்பை பற்றி அவர் விவரித்திருக்கிறார் ரிட்டன் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் ரிட்டன் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறேன்னா நீ எனக்கு மேலே எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அந்த ஒரிஜினல் கம்ப்ளைண்ட் காப்பியை கொடுன்றார் கொடுத்தாங்களான்னு தெரியல ஸோ ஜி ஒரு எம்பி எழுதிய கட்டுரைக்காக ராஜ்யசபா சேர்பர்சன் எவனோ ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அந்த சுத சுதீர்ன்றவர் யார் அவருக்கும் ராஜ்யசபாவுக்கு என்ன சம்மந்தம் is not an MP is not an ex MP ex எம்பின்னா கூட ஒரு லோக்கல் ஸ்டாண்டே உண்டு ரெண்டு நாள் எம்பியாக இருந்தவர் மூணு நாள் எம்பின்னு அவர் ஒரு ordinary politician he may be a BJP leader but in front of law and in the eyes of Rajya Sabha chairperson is a politician like any other politician இந்த கண்ட்ரி லட்சம் பாலிட்டிஷியன்ஸ் இருக்கான் நாட்டில் அதில் அவர் ஒருத்தர் அவர் கொடுக்குற புகாரை ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கிட்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் ராஜ்யசபா சேர்பர்சனுக்கு என்ன வந்தது நீ வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் அவர் சுதீருக்கு வந்து உண்மையிலேயே வந்து இதில் ப்ராப்ளம் இருக்குது ஒரு இந்தியனாக நான் இந்த பிரச்சனையான ஒரு கேரளாயிட்டா கேரளாவில் வசிக்கக்கூடிய ஒரு கேரளாயிட்டா எனக்கு வந்து இதில் பிரச்சனை இருக்குது அவர் அமித்ஷாவை திட்டுறது மூலமாக மத்திய சர்க்காருக்கு எதிராக மாநில மக்களை உசுப்புறார் அப்படின்னு அவருக்கு ஃபீல் பண்ணுறாருனா அதுக்கு அந்த எம்பி மேலே நடவடிக்கை எடுக்க நினைப்பதற்கும் அது குறித்த சட்டபூர்வமான வழிகளை ஆராய்வதற்கும் மேற்கொள்வதற்கும் அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது அப்போ அவருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து two options one is giving a complaint to appropriate authorities maybe CBI maybe the NIA maybe the Kerala police இல்லைனா கோர்ட்டுக்கு போகிறது டைரக்ஷன் கேட்டு that is one option second option is moving the moving a privilege against the member அது அவர் எம்பி இல்லை சுதீர் அவர் செய்ய முடியாது பிஜேபியில் விட்டு எவனை விட்டு செய்யணும் இது ரெண்டையும் விட்டுட்டு ஸ்பீக்கர்கிட்ட போய் நிற்கிறது என்ன ஸ்பீக்கருக்கு அதிகாரமே இல்லாத விஷயத்தில் ஸ்பீக்கர் நடவடிக்கை எடுக்கணும்னு ராஜ்யசபா சேர்மனுக்கு அதிகாரமே இல்லாத விஷயத்தில் ராஜ்யசபா சேர்மன் நடவடிக்கை எடுக்கணும்னு போய் நீ நிற்கிறதும் அதை ராஜ்யசபா சேர்மன் என்டர்டெயின் பண்ணுறதும் அவலமாக இல்லை இதுதான் சர்வாதிகாரத்தின் நல்ல அடையாளங்களில் ஒன்று மறந்துடாதீங்க These are all the classic examples of authoritarian regimes, absolute authoritarian regimes. <coughs> இவருக்கு முன்னால் இந்த ராஜ்யசபா சேர்மனு இதே எம்பியோட கண்ணி பேச்சை பற்றி சொல்லும்போது அவர் சொன்னதை முக்கியமான பாயிண்ட்டை எல்லா ஊடகமும் மறைச்சிடுச்சு அழகாக பேசினார் நான் என்ஜாய் பண்ண அவர் பேசினதை இந்திய நீதித்துறையின் உயர் வலயங்களில் பிராமணர்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் அவங்க பாப்புலேஷனுக்கும் அவங்க ரெப்ரசன்டேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை They are heavily and hugely disproportionately represented in the higher judiciary. It's an opinion which is a fact also அந்த பாயிண்ட்டையே வந்து ஊடகங்கள் மறைக்குதுன்னும் போது எந்த அளவுக்கு நடுநிலை இல்லாமல் ஊடகங்கள் இருக்கின்றன தங்கள் தொழில் தர்மத்தை மாய்த்து கொண்டு இருக்கின்றன என்பதற்கு அந்த ஸ்பீச் அந்த நடவடிக்கை ஒரு காரணம் அதை அவர் சொல்கிறார் அவர் சொல்லலைன்னா வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு அந்த ராஜ்யசபா சேர்மன் இருந்த இடத்துல இந்த சேர்மன் வந்து உட்காந்துக்கிட்டு அவரை வந்து ஒரு பள்ளி மாணவன் ஆசிரியர் பிறம்பெடுத்து அடிப்பது போல பிறம்பு எடுக்கலையே ஒழிய விசாரிப்பது போல விசாரித்திருப்பது என்பது அபத்தமானது நாளைக்கு இது வந்து எம்பிஸோட கருத்துரிமையை கழுத்தை நெரிப்பதாகும் அதை தான் அவர் பிரிட்டா சொல்லியிருக்காரு இது எம்பிஸோட கருத்துரிமை நெரிப்பது ஒரு கட்டுரைக்காக ராஜ்யசபா சேர்மன் எப்படி அவரிடம் விளக்கம் கேட்க முடியும் அன்பிரசிடென்டடு இது இதெல்லாம் தான் வந்து நாம் சர்வாதிகார பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் இந்தியா தெளிவாக சர்வாதிகார பாதையில் உருண்டோட தொடங்கி இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் பார்ப்போம் எப்படி நகர்கிறது அப்படின்ட்டு உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்